மசாலா எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து நான் ஒன் கேஜி நண்டு இருக்கிறதுனால ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சால்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இது வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு கப்பு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இப்போ வாங்க நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சாச்சு கேஸை ஆன் பண்ணுறேன் நல்ல சட்டி சூடாகட்டும் சூடாகணுன்னே நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சோம் கடாயில் நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் நம்ம இதில் ஊற்றும் நல்லா ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுக்குள்ளே வெந்தயம் நம்ம போட்டுக்க வேண்டியதான் நான் இதில் எதுக்கு ஆயில் அதிகமாக ஊற்றிருக்கேன் அப்படின்னா நான் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வைக்கணும்னா கொஞ்சம் ஆயிலை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதில் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் இதில் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நான் கருவி அடுத்து எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லி போட்டுட்டு லைட்டாக இதை கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து நான் இதோட ஆனியன் போடுறேன் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை அப்படியே வேக விட்டுருங்க இது கூட நான் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஆனி நல்லா ப்ரௌன் கலராக வர ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு இதோட நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நீங்கள் கிரேவியாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு மாதிரி வச்சுக்க வேண்டியதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா அதை ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டு நல்லா குக் ஆகணும் ஆயில்லையே இப்போ பாருங்கள் நல்லா ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ ஆனியனும் நம்மளுக்கு தேவையான ஸ்டேஜில் இந்த ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நான் இதோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் நான் ஆட் பண்ணுறேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டொமேட்டோ நல்லா வேகணும் நல்லா அதில் உள்ள தண்ணியெலாம் இறங்கினதுக்கு பிறகு நம்ம இதோட நண்டு போட்டு வேக வைக்கணும் நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணுங்கிறதுக்காண்டி இதை நான் ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்கணும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா நான் சொன்ன மாதிரி அதில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கி நல்லா இப்போது தக்காளி நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அலசி வச்சுருக்க நண்டை அதில் போட்டுற வேண்டியதான் போட்டு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுடணும் கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக தான் சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போமே நம்ம இதில் சால்ட் போட்டுக்கணும் சால்ட்டு போட்டுட்டு அகெயின் ஒரு தடவை இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க எதுக்குன்னா அந்த நண்டில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணணும் நான் இதை ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக விடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி நண்டியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இறங்கிருச்சுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இப்போது இதோட நம்ம என்ன போடணும்னா எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் போட வேண்டியதான் இது மிக்ஸ்டு மசாலா உங்கள்கிட்ட மிக்ஸ்டு மசாலா இல்லை அப்படின்னா ஒரு two spoon coriander powder chilli powder ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதான் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாத்து கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் இதை ஒன் மினிட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க வேக விட்டதுக்கு பிறகு ஆஃப்டர் ஒன் மினிட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரசல் இதில் ஊற்றிட வேண்டியதான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஆஃப்டர் ஒன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ஒன் மினிட் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ஃபைனலாக இதோட நான் எடுத்து வச்சுருக்க புளிக்கரசல் இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா வெறும் நீங்கள் புளி மட்டும் ஊற்றுனீங்கன்னா செட் ஆகாது புளிக்கரசல் ஊற்றும் போதே கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த நண்டில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த தண்ணியோடையும் இந்த புளிக்கரசலோடு இறங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை அப்படியே நான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ண விட்டுறேன் ஓகேங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக நண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போதைக்கு எந்த கொரியாண்டர் லீஃப் இல்லை இருந்துச்சுன்னா அது ஃப்ளேவருக்காண்டி நீங்கள் இதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு கிரேவி சரியாயிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க நான் எனக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் thank you so much friends bye இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்